பாடினேன் பாடினேன் உன் கரம் கோர்த்து நடந்த பாதை தேடினேன் தேடினேன் தேடினேன் தேடினேன் தேடினேன் அவ எங்கோ தூரம் போனதோ வாடினேன் வாடினேன் உன் கரம் கோர்த்து நடந்த பாதை வானவெல்லாய் நீ வந்த பாதை விழுந்தேன் உன் அழகே போதை தேடினேன் தேடினேன் தேடினேன் நீ வந்த நான் பார்த்தேன் உனக்காக உயிர் கொடுப்பேனே என்ற முடிவும் பண்ணி காதல் செஞ்ச கனவை மொத்தம் வளர்த்தோமே இப்ப கேட்டா அது சரியில்லை பார்க்கலாம் മുറ്റത്ത് നീരം മാറിപ്പോകും ഉദരത്തിൻ നിറങ്ങൾ മാറിപ്പോകും നാനുന്നൈ വിരി அவ எங்கோ தூரம் போனது என் வாழும் நீளம் கூடுது ஆகாயம் கூட சாயுது உன தொட்டு செல்ல ஏங்குது என் இதயம் தீயில் விழுது என் காதல் வெள்ளம் பாயுது உயிரே கனவே வழியே துழியே வெளியே நினைவே மலைய நதியே நான் உன்னை தேடினேன் அவ எங்கோ தூரம் போனது என் வாழும் நீளம் கூடுது ஆகாயம் கூட சாயுது உன தொட்டு செல்ல ஏங்குது வந்த இருப்பேனே என்று முடிவும் பண்ணி காதல் செஞ்ச கனவை மொத்தம் வளர்த்தோமே இப்ப கேட்டா அது சரியில்லை பார்க்கலாம் வா உன் முடிவில்லை கஷ்டம்தான் வாழ்க்கை குழப்பம் இருக்க ஒரு நாள் கூட இஷ்டம்தான் வருவாயா வருவாய் What do I